எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய number two thirty nine pallu and blouse magenta கலர்லேயும் body of sari background colour green கலரில் வருதுங்க டாப் அண்ட் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் அந்த பார்டர்லேயுமே உங்களுக்கு டை டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸாக வரும் அந்த ப்ளவுஸில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் பார்டர் வந்துடுங்க உங்களுக்கு பாடியில் எப்படி பார்டர் வருதோ அதே மாதிரியே வரும் ஆனால் டை டிசைன் இல்லாமல் வரும் இது வந்து fifty percent pure silk and fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய sari fifty percent pure silk ஆடாக இருக்கிறதுனால இந்த சாரீஸை வந்து ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது sari number two four zero two forty சாரியோடைய price three thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல பல்லூன் ப்ளவுஸ் ரெட் கலர்லேயும் body of sari background colour white கலர்லேயும் டாப் அண்ட் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் வந்துடுதுங்க இது வந்து காட்டன் மிக்சிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும் சாரீ அண்ட் லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்ட்டாக தாங்க இருக்கும் ஆனால் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிச் அண்ட் எலகண்ட் லுக் கொடுக்கக்கூடிய சாரீஸுங்க sari number two forty one so நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஃபாஸ்ட்டு மூவிங் கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்றுங்க எப்போ நம்ம அப்டேட் போட்டாலும் மேக்ஸிமம் சாரீஸ் என்ன ஆயிரும்னா அன்றைக்கே புக் ஆயிரும் two forty one sari number பார்த்துட்ருக்கீங்க pallu and blouse ink blue colour body of sari background colour magenta கலரில் வந்துருங்க நல்லா dark pink colour rani pink colour மாதிரி வரும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சேரீ அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணுறோம் உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ணிக்குவோம் உங்களுக்குமே புக்குடு ஃபார் இவங்கிற ரிப்ளை கொடுப்போம் அப்படி இல்லைன்னா Google Pay PhonePe Paytm account transfer இதில் எந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்போம் நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம சென்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணுங்க கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தாலும் சரி ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பிளாக் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க two forty two sari number two forty three இதுலேயும் pallu and blouse black colour body of sari background colour mango yellow colour orange ஸ்டோனில் வருங்க இது body of sari background colour வந்து நல்ல மேங்கோ எல்லோவில் ஆரஞ்சு டோனில் தான் வரும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சாரீ தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் அதிகமாக வரும் சப்போஸ் உங்கள் கண்ட்ரியில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் பே பண்ண சொன்னாங்கன்னா அதை நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணி பார்சல் வாங்குற மாதிரி இருக்குங்க நம்ம கலெக்ட் பண்ணுறது only shipping charges sari number two forty four body of sari background colour peacock blue கலர்லேயும் பலூன் ப்ளவுஸ் ரெட் கலர்லேயும் வருதுங்க இதெல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க இது வந்து டை சாரி அப்படிங்கிறதுனால புட்டா இருக்காது பட் உங்களுக்கு பார்ட்ரு வருது இல்லைங்களா ஸோ பார்ட்ரு வரும்போது அந்த பார்டரில் கூட அந்த த்ரெட் கலர்ஸ் வந்து சிலது டார்க்காக இருந்ததுன்னா தெரியுங்க sari number two forty five பார்க்குறீங்க pallu and blouse black colour body of sari background colour light green கலரில் வருங்க வெரி லைட் க்ரீனாக இருக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிதுங்க ப்ரீபேமெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சாரி தான் அட் டைமில் புக் பண்ண முடியும் அது புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges நீங்கள் முன்னாடியே பே பண்ணணும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இந்த சாரீ வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் அண்ட் ஃபர்தராக என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அது கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணாலும் சரி இல்லை பேமெண்ட்டில் three thousand five hundred pay பண்ணாலும் சரி பட் இமீடியேட்டாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் சாரீ நம்பர் டூ ஃபோர் சிக்ஸுங்க பல்லூன் ப்ளவுஸ் வந்து மெரூன் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சாண்டில் கலர் மாதிரி வரும் லைட் கலர் சாண்டில் sari number two four seven pallu and blouse magenta கலரில் வருதுங்க body of sari background colour வந்து க்ரீனில் வருது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோன் க்ரீன் தாங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பல்சரி நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் என்ன கலர் சொல்கிறோமோ அந்த கலர் தான் வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா அண்டு ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியுதா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கம்பேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால கட்டாயம்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 பார்டரு டாப் அண்ட் பாட்டமில் பார்டர் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் அதாவது ரெண்டு பக்கமும் சரி இருக்கும் அண்ட் இடையில டை டிசைன் இருக்கும் அதே மாதிரியே தான் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் வரும் அந்த டை டிசைன் இல்லாமல் வெறும் பார்டர் மட்டும் வரும் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸில் மேக்ஸிமம் சாரீஸ் வந்து சிங்கிள் பீசஸ் தாங்க இருக்குது ஏதோ ஒரு சில சாரீஸ் வந்து செகண்ட் பீசஸ் அவைலபிள் இருக்குது மேக்ஸிமம் சாரீ வந்து சிங்கிள் பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ யார் ஃபஸ்ட்டு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்கிறீங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த சாரீ புக் ஆகுங்க சப்போஸ் உங்களுக்கு நம்ம புக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி நீங்கள் பே பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம அனுப்பியிருக்கோம் ஆனால் நீங்கள் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கப்புறம் பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் எந்த ரிப்ளைவும் வரல ரொம்ப நேரம் நான் சொல்கிறது என்னென்னா ரொம்ப நேரம் வந்து அதுக்கு ரிப்ளை வரல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு புக் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணிடுவோங்க ப்ராப்பரான ரிப்ளையோ ரெஸ்பான்ஸோ வந்து புக் பண்ணவங்க சைட்லேருந்து வரலைங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம அதை கேன்சல் பண்ணி நெக்ஸ்ட் யார் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி ஒயிட் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பிளாக் கலர்லேயும் இருக்குது sari number two fifty sari number two fifty one black and ஒயிட்டில் கூட கேட்டிருந்தீங்க சில பேர் நம்ம மோஸ்ட்லி ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டோ அல்லது ஃபுல் பிளாக்கோ வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ப்ரொடக்ஷன் பண்ணாமல் தான் இருந்தோம் இப்போ நிறைய பேர் கேட்குறதுனால ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொன்று இல்லைன்னா ரெண்டு பீசஸ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோங்க அந்த வகையில் இந்த போச்சுமல்லிலையுமே உங்களுக்கு இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடனே இது கைத்தறி அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக எல்லாமே பண்ண முடியாதுங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் பலூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் body of sari background colour வந்து க்ரீன் கலர்லேயும் வருது சாரியுடைய நம்பர் டூ ஃபிஃப்டி ஒன்னுங்க இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே pure silk cotton saris made three thousand five ஹண்ட்ரடுக்கு வரும் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்